நற்றிணையின் வெற்றிப்படிகள் நற்றிணை நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் சா மகிமா நான் புதுவையில் ஸ்ரீ வித்யாதிரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் தற்போது உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவி வரும் சூழ்நிலையில் இது பற்றி எனக்கு தோன்றிய கருத்துக்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கொரோனா வைரஸ் என்பது நுரையீரலை பாதிக்கும் ஒரு வகையான கிருமியாகும் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதன் மூலமும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதன் மூலமும் சுகாதாரமான பழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலமும் இதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும் பொதுவாகவே கோடை காலத்தில் வைரஸ் கிருமிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவேதான் நமது முன்னோர்கள் திருவிழாக்கள் என்ற பெயரில் வேப்பிலை மற்றும் மஞ்சளின் உபயோகத்தை அதிகப்படுத்தியுள்ளனர் ஏனெனில் இவை இரண்டும் மிக சிறந்த கிருமிநாசினி ஆகும் இவற்றை நாம் தினமும் உபயோகிப்பதன் மூலமும் உயிர் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உண்பதன் மூலமும் இயற்கையாகவே நமது நோய் எதிர்ப்பாற்றலை நம்மால் அதிகரித்துக் கொள்ள முடியும் மேலும் எளிய மூச்சு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் செய்வதன் மூலம் நம்முடைய நுரையீரலையும் மற்ற உறுப்புகளையும் நம்மால் நன்றாக இயங்க வைக்க முடியும் ஆனால் நாமோ இன்று மேற்கத்திய கலாச்சாரத்தை நாகரிகம் என்று நினைத்துக் கொண்டு நமது மரபுகளை மறந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் பலவிதமான நோய்களுக்கு ஆட்பட்டு உணவே மருந்தாக வாழ்ந்திருந்த காலம் போய் தற்போது மாத்திரை மருந்துகளை உணவாக உண்ணும் நிலையில் வந்து நிற்கிறோம் இனியாவது விழித்துக் கொள்வோம் ஏனெனில் மாணவர்களாகிய நாமே எதிர்கால இந்தியாவின் தூண்களாகும் மறக்கப்பட்ட நமது பாரம்பரியத்தை பின்பற்றி நமது உடல் வலிமையும் உள்ள வலிமையையும் பெருக்குவோம் இதன் மூலம் நாமும் வளம் பெற்று நமது நாட்டையும் வலிமையடைய செய்வோம் இனியாவது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்போம் வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் பெற்றோர்கள் கூறும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வோம் பெரியோர்களிடமிருந்து நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளை கற்றுக்கொள்வோம் நல்ல புத்தகம் வாசிக்கும் பயிற்சியை ஏற்படுத்திக் கொள்வோம் நமக்கு கிடைத்துள்ள இந்த விடுமுறையை சிறப்பான முறையில் பயன்படுத்தி நமது உடலையும் மனதையும் ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொண்டு அரசாங்கம் சொல்லும் விதிமுறைகளை ஏற்றுக்கொள்வோம் நமக்காக தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் சேவை செய்யும் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் காவல்துறையினரை சேவையை நாம் சிரம் தாழ்த்தி வணங்கி தற்போது வீட்டிலேயே இருப்போம் விழிப்புடன் இருப்போம் விரைவில் இந்த உலகம் நலமடைய பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம் நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரக்கர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம்